வணக்கம் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் நைன்டீன்த் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுது thirty three thousand six seventy ரேஞ்சில் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே பைக்கால் ஓப்பன் ஆனபடி க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஓப்பனிங் வந்து கேப் டவுனில் இருக்குது இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அடுத்து என்ன சிக்னல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்த சிக்னல் பைனா அடுத்த சிக்னல் செல் தான் பார்க்கலாம் இப்போ செல் சிக்னல் வருதான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செல் சிக்னல் வந்துருச்சு thirty three thousand six fifty நைனில் ஸோ செல் சிக்னல் வந்தபடி மார்க்கெட் இப்போ ட்ரேடிங் போயிட்டுருக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்த கால் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நைன் தேர்ட்டி போல் செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆச்சு thirty three four hundred so இது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ ப்ரீவியஸாகவும் என்னென்னலாம் நடந்துச்சு நம்ம வந்து டெய்லி ஆக்சுவலி லைவ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு எவ்வளோ கால் வந்துச்சு என்ன மாதிரி டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாகவும் நடந்ததை பார்க்கலாம் இப்போ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் ஒரு டென் மினிட்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பைக் கால் வந்தபடி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ நைன் சிக்ஸ்டி செவனில் வந்தபடி மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்திருக்கு தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டில் அது பார்த்திங்கன்னா நேற்று ஆக்சுவலி பயங்கர டவுன் ட்ரெண்ட் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாகவே அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து தேர்ட்டி த்ரீ சிக்ஸ் எயிட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டின் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துட்டு மறுபடியும் டவுன் தான் போச்சு மறுபடியும் அடுத்த ரெக்கவரியில் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்லேருந்து பயங்காக மாறுச்சு பட் பயங்காக மாறின ஒரு டென் மினிட்ஸ்லேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு க்ளோஸ் ஆகிட்டு அடுத்து அப்படியே டவுன் ட்ரெண்ட் அடுத்த நாள் ஓப்பனிங்கில் அது வந்து கேப் டவுன் கேப் டவுனுக்கு அப்புறம் டவுன் ட்ரெண்டில் அப்படியே மார்க்கெட் வந்து ட்ரேடிங் நடந்துச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் கூட பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் இது வந்து லெவன் ஃபிஃப்டிக்கு அப்புறமா வந்துச்சு தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் ஒரு ஹை கிட்டக பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து தேர்ட்டி ஃபோர் செவன் டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு கேண்டில்ஸ் வர ஆரம்பிச்சிடும் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும் அதே மாதிரி ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கலரு என்ன பாயிண்டில் செல் பண்ணணும் டார்கெட்ஸ் என்னென்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்துடும் ஸோ உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே தெரிஞ்சிடும் இப்போ வந்து ட்ரெண்டு மாறிடுச்சுன்ட்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டி செல் பண்ண போகிறோம் ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணுறது டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சுன்னா அடுத்த செல்லிங்க்கு நீங்கள் ரெடியாகவே இருக்கலாம் அடுத்த செல்லிங் கால் நீங்கள் எடுத்து வச்சுட்டு என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லுதோ ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை டைப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வேண்டியதான் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் என்ட்ரி கிடைக்கும் அதில் நீங்கள் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் அடுத்த என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் அதில் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணலாம் எப்போயாச்சும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபுல் டேயும் அந்த ட்ரெண்டிலே இருக்கும் இப்போ மார்க்கெட் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஏறுதுன்னா ஈவினிங் வரைக்கும் செவன் ஹண்ட்ரட்ல ஏறுச்சுன்னா அது எப்போயாச்சும் தான் ரேராக தான் வந்து நடக்கும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறுனா இறங்கணும் இறங்கினாலும் ஏறணும் ஸோ இந்த இன்பிட்வீன் டைமில் எந்த டைமிங்கில் நம்ம வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து கொடுக்கும் மார்க்கெட்டிங்கை பாருங்கள் டவுன் போயிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்கு previous call sell call ten o'clock வந்திருக்கு தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் தேர்ட்டீனில் செல் கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா டவுன் வந்து இறங்க ஆரம்பிக்குது அது பார்த்தீங்கன்னா டென் ஃபார்ட்டி வரைக்கும் நல்ல டவுனில் இறங்குது இறங்கினது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி வரைக்கும் இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி கொடுக்குது பட் ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரியாக தெரியலனால மறுபடியும் மார்க்கெட் வந்து அங்கே பை சிக்னல் வரல மறுபடியும் அடுத்து மார்க்கெட் இறங்குச்சு இறங்கி இறங்கி ஏறினாலும் லெவன் ஃபார்ட்டி வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அப்புறம் தான் மார்க்கெட் கொஞ்சம் பிரேக் அவுட் வந்து ஒரு பார்க்குது ஒரு பிரேக் அவுட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு பை சிக்னல் கொடுக்குது அந்த பை சிக்னல் எடுக்கையில் உங்களுக்கு மார்க்கெட் டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணுது ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டோடையே இருக்கும் அதே சமயத்தில் ப்ரீவியஸாக நடந்த மூமெண்ட்டையும் அனலைஸ் பண்ணும் ஸோ ரெண்டையுமே பண்ணி உங்களுக்கு ஏற்ற ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கால்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி சிஸ்டமில் ஜஸ்ட்டு ஓப்பன் தான் பண்ண போகிறீங்க இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குது இந்த ட்ரெண்டுக்கு எப்போ அடுத்த ட்ரெண்டு மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் கிடைக்குதும் அந்த சமயத்தில் கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்ட்னா மார்க்கெட் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ஏறுது இறங்கி இறங்கி ஒரு செட்டைன் லோ போயிட்டு ஏறும்போது இந்த பிரேக் அவுட் வந்து கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு பை பண்ண சொல்லும் அதே மாதிரி ஒரு செட்டன் ரேஞ்ச் நல்லா மேலே ஏறிட்டு கீழே இறங்கும் போதும் ஒரு கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் வருது அப்படின்னா அப்போதைக்கு உங்களை செல் பண்ணவும் சொல்லும் ஸோ நமக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அவுட்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரியும் வந்து கிடைக்கும் கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போதே சொல்லிடும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ பை பண்ணியிருக்க ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் காட்டினா அடுத்து ரெட் கலர் தான் ரெட் கலர் காட்டினா அடுத்து க்ரீன் கலர் தான் ஏன்னா மார்க்கெட்டில் ரெண்டு ட்ரெண்டு தான் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே டெய்லி பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு கால்ஸ் உங்கள்கிட்ட சொல்லும் நீங்களே உங்களுக்குரிய ஓன் காலை பார்த்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பை கால் அது செகண்ட் கேண்டில்லே வந்துச்சு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது நல்ல ஸ்பீடாக இருந்து ஏறிச்சு அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா செல் கால் செல் கால் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்திருக்கு தேர்ட்டி ஃபோர் நைன் டுவெண்ட்டியில் அது பார்த்தீங்கனாலும் நல்ல டவுனில் மார்க்கெட் வந்து ஃபுல் டே ஹோல் டே அதுக்கப்புறம் இறங்கிட்டே தான் இருந்திருக்கு ஏறவே இல்லை ஏறினாலும் அது ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட்டே ஆகல இந்த லைன் பாருங்கள் மார்க்கெட் இறங்கி இறங்கி ஏறினாலும் உங்களுக்குள்ளக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குன்றனால உங்களுக்கு பைக் காலே கொடுக்கல ஸோ முடிஞ்ச வரைக்கும் கால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அக்யூரேட்டாக உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் சிஸ்டமில் கொடுக்கும் மார்க்கெட் கரெக்டாக டவுன் போயிட்டு ரெக்கவரி ஆகும்போது பை மேலே போயிட்டு அதே மாதிரி இறங்கும் போதும் கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸில் செல் கால் கொடுக்குது ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே உங்கள் சிஸ்டமில் பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ